படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது it has an unpaired unpaired electron சொல்கிறா மச்சான் ரொம்ப மச்சா நான் கேட் மட்டும் தான் பண்ண விளாடலாம் மாட்டேன் hey guys welcome to a குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஐயோ படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது ஃபஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரி பார்ப்போம் hydrogen hydrogen hydrogen it has an unpaired unpaired electron சொல்கிறா மச்சான் ரொம்ப மச்சா நான் கிரியேட் மட்டும் தான் பண்ணுவேன் விளாடலாம் மாட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டர் சுரா சுரா சுரா motherfucking Eagle Double G. Snoop Dogg. Okay match முடிஞ்சது டைம் என்ன ஆச்சு ஐயோ சரி நாளைக்கு பார்த்துப்போம் இதே மாதிரி இதே மாதிரி தான் உங்களுக்கும் நடக்குதா கவலையே படாதீங்க அதை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் இங்கே நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் படித்தாலே எனக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஹெட்செட்டு இல்லை எதனாச்சும் நல்லா சவுண்டாக இருக்க மியூசிக் மாதிரி வச்சுக்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்ச பாட்டு இனிமையான பாட்டு கேட்டுக்கின்னு நீங்கள் ஒன்ஸ் படிக்கலாம் hydrogen is an unpaired electron hydrogen is an unpaired electron அப்படின்னு நீங்கள் படிக்கலாம் இல்லைடா எனக்கு ஹெட்செட் மாட்டின்னு டைம் கேட்கலாம் எனக்கு நேரம் இல்லைன்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சி சும்மா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே போதும் அது உங்கள் மண்டையில் ஏறிடும் அதுவும் இல்லை என்னால் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிக்க முடியாதுன்னா நீங்கள் உக்காந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவர் ஃபோனு இல்லாமல் புக்கும் இல்லாமல் அமைதியாக உக்காந்து அந்த யோகான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த யோகா மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் நீங்கள் அப்போ கூட எதுவும் நினைக்கக்கூடாது இல்லைடா அப்பயும் எனக்கு அந்த மாதிரி தான் தாட்ஸ் வருது அப்போ நான் என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கணும் ஒரு கதை மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது இப்போது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி புக் வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது லெசன் ஹைட்ரஜன் ஒரு லெசன் இருக்குது இப்போ அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ hydrogen it has an unpaired electron it has an unpaired electron அப்போ ஹைட்ரஜனாக it has an unpaired electron நீங்கள் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும் மச்சான் ஃபோன் பண்ணிட்டா ஃப்ரீ ஃபயர் போனால் அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும் அது வராமல் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜன் ஹைட்ரோனா க்ரீக் வார்த்தை வாட்டர் ஜென்னுனா ப்ரொடியூசிங் வாட்டர் ப்ரொடியூசிங் க்ரீக் வார்த்தை வாட்டர் ப்ரொடியூசிங் வாட்டர் ஹைட்ரஜனா வாட்டர் ப்ரொடியூசிங் ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கனால அது அன்பேர்டு ரெண்டு எலக்ட்ரான் இருந்தால் அது பேர்டு ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்கனால அது அன்பேர்டு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுத பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து ஹெட்செட் பாட்டு கேட்டுன்னு படித்தாலும் எனக்கு மண்டையில் ஏறல காலையில் ஆறு மணிக்கே என்னால் ஹெட்செட் கேட்டு படித்தாலும் என் மண்டையில் ஏறல காலைல ஆறு மணிக்கு ஏஞ்சி படித்தாலும் என்னால் படிக்க முடியாது யோகாவும் என்னால் பண்ண முடியாது மூணு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கின்னு அது ஈஸியான வார்த்தை தான் it has an unpaired electron ஈஸியான வார்த்தை தான் ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் தான் ட்ரை பண்ணுங்கள் இப்போது hydrogen defined hydrogen hydrogen hydro plus gen hydro is a Greek word it means a water gen is means producing hydrogen is equal to water producing ஏன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு கிராமர் பார்ப்பாங்க மிச்ச எந்த சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு கிராமர் பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தைரியமாக உங்கள் ஓன் தான் தப்பாக இருந்தாலும் அது அது நம்ம எழுதுனது தானே பிரச்சனையே இல்லை அப்புறம் it has an unpaired electron paired electron means two paired electron means two electron hydrogen has only one electron so it is called as an unpaired electron அப்படி நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம் ஸோ இதே <laughs> இதே மாதிரி வேறு என்னாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறங்க நம்ம எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தாச்சு இப்போ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வரும் first distraction twenty four into seven free ஃபயரே ஆடின்னு இருக்கிறது செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் காலையில் ஏஞ்சிக்க மாட்டேங்குது நானும் அதே கேஸ் தான் காலையில் நான் எப்போவுமே ஏஞ்சிக்க மாட்டேன் ஸோ அதனால் எனக்கும் படிக்க வராது நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்து வச்சுக்கலாம் நாளைக்கு எழுதிக்கலாம் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னு பார்ப்பீங்க பட் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்றத நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்க நாலு விஷயத்த நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ணுங்க இன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னு முடிவு பண்ண மாட்டீங்க ஸோ முதல்ல நாளைக்கு நான் வந்து ஹைட்ரஜனை பற்றி படிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி உக்காந்து ஹைட்ரஜன்னா என்ன அதோட இது என்ன இது என்னன்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கணும் படிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணால் அதோட ஸ்பெல்லிங்கை படிக்கணும் அப்போ நாளில் நீங்கள் என்னடா பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை உதர அப்போ நாளில் நீங்கள் என்னடா பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை உதர ரிவைஸ் பண்ணும் motherfucking eagle double G. Snoop Dogg. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீக்லி வீக்லி டெஸ்ட் வைக்கிறாங்க இப்போ படிக்கிறது எனக்கு பிடிக்கல வீக்லி வீக்லி டெஸ்ட்டு உங்களுக்கு அதாவது ஒரு கொஷினோ ரெண்டு கொஷினோ வீக்லி வீக்லி எழுதிட்டு அந்த மந்த் எண்டில் அந்த வீக் ஃபுல்லாக என்ன எழுதுனீங்களோ அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் இல்லையா அதை ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது நீங்கள் சும்மா அதை படித்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு அந்த மந்த் எண்டில் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கன்ட்டு நீங்கள் ஒரு நோட் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அந்த மந்த் எண்டில் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே இவ்வளோ இவ்வளோவாட நம்ம படித்தோம் அந்த மந்தில் அப்படி சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுத்துருவீங்க ஸோ டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் ஒன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃபோனுன்றதுனால டிஸ்ட்ராக்ஷன் வரும் ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் மெயின் டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சிக்க மாட்டீங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க hydrogen is has unpaired electron அன்பேர்ட்னா எலக்ட்ரான் இல்லை இப்போ நான் எப்படி பார்த்தாலும் அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா கூட ஹைட்ரஜனை சன் அன்பேர்ட் எலக்ட்ரான்னா ஹைட்ரஜன் சன் அன்பேர்ட் எலக்ட்ரான் எழுதுவேன் அந்த மாதிரி எழுதலாம் தப்பு இல்லை ஆனால் அது நம்ம மனசில் வந்து டெம்பரவரியாக தான் நிற்கும் ரோம் மாதிரி அதை நம்ம ரேமாக மாற்றணும்னா hydrogen as unpaired electron paired electron means it has two electron but hydrogen has only one electron so it is hydrogen is called as unpaired electron அங்கே கொடுத்துருக்க அந்த ஒரு லைனாக அப்படியே நாலு லைனாக மாற்றி எழுதணும் நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினா கூட உங்களுக்கு நிறைய மார்க் வரத்துக்கு இருக்கும் ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் தவிர்க்கணும்னா ஒன்று ஹெட்செட் யூஸ் பண்ணலாம் இல்லையா ரெண்டு காலங்காத்தால ஏஞ்சி உட்காந்து நீங்கள் படிக்கலாம் இல்லை அதுவும் முடியாதா நைட்டு உட்காந்து படிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்பெல்லிங் உட்காந்து நீங்கள் படிக்கலாம் இல்லைடா அதுவும் என்னால் முடியாதுன்னா கான்செப்டை படிச்சுட்டு ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க அவ்வளோதான் ஸோ பாய் கைஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் இந்த விடைய பருவது நான் உங்கள் புதுசாக புதுசாக இருக்கு புதுசாக இருக்கு புதுசாக இருக்கு